வாங்க பார்ப்போம் அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு கதை சரி ஒரு ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் பார்த்துக்கலாம் ないね。はい